எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த ஜக்கார்டு பார்டர் கலெக்ஷன்ஸுடைய சாரீஸ் தாங்க இந்த சாரீஸை ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கு முன்னாடி அண்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேண்ட்பேக் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கீங்களா ஸோ இது உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க அதாவது ஒரு சின்ன ஒரு ப்ராடக்டுடைய ரிவ்யூ தான் நான் பண்ண போகிறேன் அது யாருடையது அப்படின்னா லெவி ஸோ இவங்களுடைய ஹேண்ட்பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸும் பார்த்துட்டிங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்கும் ஸோ ஹேண்ட்பேக்ஸ்லேயே totes satchels shoulder bags laptop bags எல்லாமே அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்லிங் பேக்ஸ் வேலட்ஸ் கிளச்சஸ் எல்லாம் கூட இருக்குதுங்க இதில் மென் அண்ட் விமெனுக்குன்னு தனித்தனியாகவும் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது காம்போவும் அவைலபிளாக இருக்குது அண்ட் அந்த வெட்டிங் அக்கேஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த சுருக்குப்பை போட்லின்னு சொல்கிற அந்த சுருக்குப்பை மாதிரி நிறைய எம்ப்ராய்டரி டிசைன்ஸில் கூட ஹேண்ட்பேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் டஃபில் பேக்ஸ் பேக் பேக்ஸ் எல்லாமே கூட இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட்டான ஹேண்ட்பேக்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து சூட்டபிளாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் வியூ ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி போய் சில ப்ராடக்ட்டை வந்து டேக் பண்ணியிருக்கோம் அதையும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இவங்களுடைய ப்ராடக்டை வாங்கலாம் இவங்களுக்குன்னு செப்பரேட்டாக வெப்சைட்டும் அவைலபிளாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் மூலமாகவும் வாங்கிக்கலாங்க வாங்க இப்போ நம்ம சாரீஸை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம் sari number eight seven two சாரியுடைய number eight seven two last week வந்து நம்ம ஜக்கட் பார்டரில் ஒரு அப்டேட் போட்டிருந்தோம் ஸோ அது வேறு டிசைனில் போட்டிருந்தோம் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்தது அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி திரும்பவும் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் இது வந்து இன்னொரு பேட்டர்னில் இருக்கக்கூடியதுங்க பல்லுவன் ப்ளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பீகாக் ப்ளூ கலரில் வந்துடுது பாடி ஆஃப் சாரி உங்களுக்கு மெஹந்தி க்ரீன் கலர் மாதிரி வந்துடுதுங்க பிளாக் காம்பினேஷன் தான் ஸோ சேரீயில் கண்டிப்பாக வந்து சில இடங்களில் பிளாக் கலர் த்ரெட்டு தெரியுங்க டாப் அண்ட் பாட்டமில் பாருங்கள் இந்த ஜக்காடு பார்டர் வந்து சூப்பராக இருக்குது நல்லா வந்து எடுத்து கொடுக்குது பார்டர் வந்து சூப்பராக எடுத்து கொடுக்குது பாடியில் வரக்கூடிய புட்டா ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு டெஸ்டட் சரியில் தான் வருது இந்த ஜக்காடு பார்டர் சாரீ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டு டெஸ்டட் சரி தான் யூஸ் பண்ணுறோம் அண்ட் எல்லாமே டபுள் வார்ப்பு சாரீங்க சாரீ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் என்னதான் டபுள் வார்ப்பாக இருந்தாலும் த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்கு தாங்க ஸோ உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் வரும் அந்த டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய அந்த ஜக்கார்டு பார்டர் அப்படிங்கிறது நல்லாவே சூப்பராக உங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக அந்த சாரியை நல்லா காட்டும் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரி பிஸ்தா க்ரீனில் லைட் கலருங்க பல்லுவன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிகாக் ப்ளூ கலர் மாதிரி வரும் டபுள் ஷேடில் வருதுங்க ஸோ இது வந்து பிகாக் ப்ளூங்கிறதுலேயே டபுள் ஷேட் மாதிரி வருது லைட் கலராக பேஸ்டல் ஷேடில் வருதுங்க பல்லுவன் ப்ளவுஸ் வந்து பேஸ்டல் ஷேடில் வருது next sari sari number eight seven four இந்த சாரியோடைய price seven thousand five hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் நேரில் ஷாப்பில் சாரியுடைய பிக்சரோ வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஏன்னா இது எல்லாமே வந்து சிங்கிள் பீசஸ் தான் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே புக் பண்ணிக்கலாம் பாடி ஆஃப் சாரி உங்களுக்கு double shade yellow and pink காம்பினேஷனில் இருக்குது பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு டார்க் பிங்க் கலரில் வருது செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த சாரீஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் ப்ரீபேமெண்ட்லேயும் நீங்கள் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லேயும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் நீங்கள் ப்ரீபே பண்ணி வாங்கிக்கலாம் எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிட்டேஷன்ஸோ கிடையாதுங்க Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குங்க பேமெண்ட் ப்ராசஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் இப்போ கூகுள் பே ஃபோன்பேயில் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த பெய்டு உங்களுடைய அந்த அமௌண்ட்டும் பெய்டு மட்டும் இருக்கும் இல்லைங்களா அதை அனுப்ப வேண்டாம் நீங்கள் அந்த பேமெண்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஐடி இல்லைன்னா யூடிஆர் நம்பருங்கிற மாதிரி உங்களுக்கு காட்டும் நீங்கள் அந்த பேஜை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது நெக்ஸ்ட் நம்பர் எயிட் செவன் ஃபைவுங்க சாரியோடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் கிரே கலர் மாதிரி வரும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பேஸ்டல் பிங்க் கலரில் வரும் என்ன அப்படின்னா உங்களுக்கு ராணி பிங்கோட உங்களுக்கு லைட் கலர் மிக்ஸ் ஆகுது அதனால் அது பேஸ்டல் ஷேட் மாதிரி வரும் next sari sari number eight seven six இதுமே டபுள் ஷேடுங்க பல்லுவன் blouse violet colour body of sari green and blue மிக்சிங்கில் டபுள் ஷேடில் வருது so green and blue mix ஆகும்போது உங்களுக்கு ப்ளூங்கிறது வந்து இங்க் ப்ளூ மாதிரி இருக்குங்க ஸோ அந்த இங்க் ப்ளூ நல்லா டார்க் கலர் உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த கலர் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால சாரியில் கண்டிப்பாக சில இடங்களில் அந்த இங்க் ப்ளூ கலர் தெரியுங்க த்ரெட்டும் தெரியும்னு நான் சொல்கிறேன் ஸோ இதை நான் யூஸ்வலாக எல்லா வீடியோலேயும் சொல்கிறது தான் எல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீஸுங்கிறதுனால கட்டாயம் கைத்தறி மார்க்ஸ் இருக்கும் இந்த கைத்தறி மார்க்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த டார்க் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகுது அப்படின்னு அது எல்லாமே வந்து கைத்தறி மார்க்ஸ் தாங்க உங்களுக்கு light and dark colours mix பண்ணும்போது கண்டிப்பாக டார்க் கலர் தெரியும் லைட் லைட்டாவோ அல்லது டார்க் அண்ட் டார்க் மிக்ஸ் பண்ணாவோ உங்களுக்கு தெரியாது அல்லது டார்க் கலரோட இன்னொரு டார்க் கலர் மிக்ஸ் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரௌன் கலரோட பிளாக் மிக்ஸ் பண்ணுறோன்னா தெரியாது இதுவே ஒயிட் கலரோட பிளாக் மிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து தெரியும் ஸோ அதனால் அதெல்லாமே வந்து ஹேண்ட்லூம் மார்க்ஸ் தாங்க அதுக்கு வந்து ரிட்டன் பாசிபிள் இல்லை கலருக்கோ குவாலிட்டிக்குமே ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க இப்போ நீங்கள் பார்க்குறது sari number eight seven seven அதாவது எயிட் டபுள் செவன் பல்லுவன் பிளவுஸ் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ராயல் ப்ளூலையும் body of sari violet colour இந்த வயலட்டும் வித் ராயல் ப்ளூ மிக்சிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு டபுள் ஷேடு மாதிரி தெரியுங்க next sari number eight seven eight and booking பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு யார் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ண சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மேக்ஸிமம் அந்த சாரீ புக் ஆகுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இது லெவன் ஓ கிளாக்கு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் லெவன் டென்னுக்கும் பண்ணலாம் ஈவன் லெவன் ஒன் அப்படிங்கிற டைமுக்கும் பண்ணலாம் இல்லை லெவன் ஃபைவ்க்கும் கூட பண்ணலாம் நீங்கள் எப்போ வேணாலும் மெசேஜ் பண்ணலாம் புக் uh, பண்ண சொல்லலாம் உங்கள் மெசேஜ் நம்ம பார்க்கும்போது அந்த சாரீ அவைலபிளாக இருந்து புக் பண்ண சொல்லியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புக் ஆகும் உங்களுக்கு முன்னாடி வேறு ஏதாவது கஸ்டமர்ஸ் வந்து இந்த சாரீ கோடு அனுப்பி புக் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு நம்ம அனதர் கஸ்டமர் புக்குடுங்கிற ரிப்ளை தாங்க கொடுப்போம் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரீ உங்களுக்கு க்ரீனு க்ரீனோட வித்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு ப்ளூ மிக்சிங்கில் தான் வருது பல்லுவன் ப்ளவுஸ் வந்து இங்கு ப்ளூவில் வந்துடுதுங்க next sari sari number eight seven nine and சில பேர் வந்து மெசேஜ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் லெவன் ஃபைவ்க்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் எங்கள் ரிப்ளை வந்து கண்டிப்பாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட எடுத்துக்கும் ஏன்னா எல்லா குரூப்புக்கும் வந்து பிக்சர்ஸ் போடணும் அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கிரிப்ஷனும் போடுறோம் அதுக்கப்புறம் தான் வந்து ஒன் பை ஒன் மெசேஜாக அதுவும் ஓல்டு மெசேஜஸ்லேருந்து தான் ரீசன்ட் மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு வர முடியும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் உங்களுக்கு ரிப்ளை சீக்கிரம் வந்துடும் நீங்கள் கண்டினியூஸ் மெசேஜோ வாட்ஸ்அப் காலோ பண்ணிங்கன்னா உங்களது ரீசன்ட் மெசேஜ் போயிடும் அப்போ லேட்டாக தான் நம்ம உங்களது பார்ப்போம் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க அப்போ நீங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய சாரீ இல்லாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் என்ன சொல்கிறேன்னா ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரீ ராயல் ப்ளூலையும் பலூன் ப்ளவுஸ் வந்து இங்க் ப்ளூலேயும் இருக்குங்க blue and blue combination sari number double eight zero body of sari உங்களுக்கு நல்லா டார்க் க்ரீன் கலரில் வந்துடுது பல்லுவன் ப்ளவுஸ் வந்து பர்பிள் கலர் நான் ஏன் இதை வந்து ரொம்ப பெருசாக எலாபரேட்டாக இதை சொல்கிறேன் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னா நிறைய நியூ கஸ்டமர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கீங்க அண்ட் அப்டேட்ஸை பார்க்குறீங்க பட் இருந்தாலுமே வந்து அந்த மெசேஜ் கம்யூனிகேஷன் அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா லேக்காக இருக்குது என்ன அப்படின்னா கண்டினியூஸ் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது பின்னாடி போயிடுது அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்குற சரி இல்லாமல் போகுதுங்களேங்களா அதை வந்து கிளியர் பண்ணணும் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே இவ்வளோ பெருசாக சொல்கிறேன் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் ரிப்ளைக்கு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம ரிப்ளை பண்ணுவோம் sari number double eight one இது வந்து உங்களுக்கு டபுள் ஷேடு தான் என்னென்னா உங்களுக்கு பிங்கோட ராயல் ப்ளூ மிக்ஸ் ஆகுது அது மிக்ஸ் ஆகும்போது எப்படி தெரியுதுன்னா வயலட் மாதிரி இருக்குங்க இது வந்து single colour body of sari pallu and blouse எல்லாமே ஒரே கலருங்க ஸோ இந்த ஒரே பேட்டர்ன்லேயே பார்த்துட்டிங்கன்னா பல்லு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக வர்றதும் பார்க்குறீங்க அண்டு ஃபுல்லாக செல்ஃப் கலர் ஒரே மாதிரி வர கலரும் பார்க்குறீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது pink colour sari number double eight two இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரீஸ் எல்லாமே டபுள் வார்ப்பில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீங்க ஹேண்ட்லூமேடு கைத்தறி நெசவு பியூர் சில்க்கு தாராளமாக நம்மக்கிட்ட நீங்கள் சாரீ வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயே ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது பியூரா இல்லையான்னு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிது குரூப்பில் பார்த்துட்டிங்கன்னா ஃபோட்டோவும் நம்ம அனுப்புகிறோம் அது கூட டிஸ்கிரிப்ஷனும் அனுப்புகிறோம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அது என்ன சாரீ அது என்ன வார்ப்பு அது என்ன ப்ரைஸு எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் யூடியூப் வீடியோலையுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம் sari number double eight three இதுவுமே சிங்கிள் கலர் சாரீ தான் கலர் வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல முடியலைங்க அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேடில் வருது பேஸ்டல் ஷேடு தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டோனில் தான் இருக்குது இதோடைய கலர் வந்து டிஃபைன் பண்ண முடியலைங்க நீங்கள் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் sari number double eight four இது வந்து மஸ்டர்ட் எல்லோ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சாரீங்க டபுள் ஷேடு இதுவுமே செல்ஃப் கலர் தான் ரிட்டனை பொறுத்த வரைக்கும் சாரீ உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரியை வே இல்லாமல் வேறு சாரி வந்தாலும் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க ஒரே வீடியோவாக இருக்கணும் கட் வீடியோவாக இருக்கக்கூடாது கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டன் வந்து பாசிபிள் இல்லைங்க இப்போ நீங்கள் பார்க்குறது seven thousand five hundred rupees இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸுங்க ஒவ்வொரு சாரீ கூடயும் உங்களுக்கு கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் இந்த சில்க் மார்க் டேக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வரும் உங்களுக்கு ஏதாவது சாரீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா இமீடியேட்டாக வாட்ஸ்அப்பில் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க Thank you. Thank you for watching.